ஸோ இந்த நாளிலே நாம் தேவனுடைய கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பினால் வருகிற ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகிறோம் சமயம் இருந்தால் உங்களோடு நான் ஐந்து விஷயங்களை ஐந்து வேத பகுதியிலிருந்து காண்பிக்க நான் ஆவியானவராலே நடத்தப்படுகிறேன் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் உலகம் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாற்றில் மனிதன் சாபத்தை பெற்றபோது கிறிஸ்துவின் பிறப்பு என்ன செய்யப்பட்டுச்சுன்னா உறுதிப்படுத்தப்படுகிறது முதல்ல நீங்கள் எல்லாரும் விளங்கி கொள்ளுங்க முதல் முதல் கிறிஸ்துவின் பிறப்பை தேவனே சொன்னார் ஏதேனிலே சொன்னார் ஆதி உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பை ஸ்திரீயின் வித்தாக அவர் பிறப்பார் என்பதாக அவர் அறிவித்தார் அதற்கு பிறகு சுமார் கிறிஸ்து இயேசு பிறப்பதற்கு ஏழ்நூறு ஆண்டுகள் வரைக்கும் தீர்க்கதரிசிகள் பல்வேறு விதங்களிலே அவருடைய பிறப்பை பாடினார்கள் உரைத்தார்கள் அறிவித்தார்கள் கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பு திடீரென்று வந்ததல்ல என்பதை கிறிஸ்தவர்கள் நாம் அறிந்திருக்கிறோம் உலகம் சொல்லுகிற விதமாக அல்ல தேவன் எழுதியிருக்கிற பிரகாரமாக அவர் மனிதனாய் பிறக்க வேண்டும் ஏனென்றால் மனிதன் மூலமாகவே மீறுதல் அல்லது பாவம் உலகத்தில் வந்தது ஆகவே மனிதன் மூலமாகவே மீட்பும் உண்டாக வேண்டும் என்பது தேவனுடைய உன்னத திட்டமாக இருந்துச்சு நான் சொல்வது உங்களுக்கு விளங்கணும் ஏன் அவர் மனிதனாக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முதல் காரணம் மனிதன் மூலமாகத்தான் பாவம் வந்தது மனிதன் மூலமாகத்தான் இந்த பூமி சபிக்கப்பட்டது ஆகவே மனிதன் வழியாகவே மீட்பும் ஆசீர்வாதமும் வர வேண்டும் என்பதற்காக தேவனே மனிதனானார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களின்படி தேவனுடைய சித்தத்தின்படி அவர் உற்பத்தி ஆன நாள் முதல் அவர் உலகத்தில் பிறந்த அந்த நேரம் வரை அநேக விதங்களிலே அவரை கருவிலே தாங்க பெற்று அவரை இந்த உலகத்திலே பெற்று கொடுத்த மரியால் முதல் அதோடு சம்பந்தப்பட்ட அநேகர் அநேக விதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டதை வேத புஸ்தகம் நமக்கு காட்டுகிறது நான் உங்களோடு வேகமாய் அந்த ஐந்து விஷயங்களை இந்த இந்த நாளிலே தியானிக்க விரும்புகிற ஐந்து விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆவியானவர்களை நடத்தப்படுகிறேன் நீங்கள் வார்த்தைகளை வேகமாய் குறிக்க வேண்டியது வந்தால் குறித்து கொண்டு கட்டாய் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இன்றைக்கு அவைகளை வாசித்து தியானியுங்கள் குடும்பமாய் தியானியுங்கள் ஒருவரோடு ஒருவர் இன்றைக்கு நாம் பார்க்கிற சத்தியங்களை அடிக்கடி சம்பாசித்து கொள்ளுங்கள் கர்த்தர் அதன் வழியாய் உங்களை உங்களிடத்திலே அவருடைய நாம் பார்க்க போகிற அந்த மகிமையான காரியங்களை உங்களுக்குள்ளும் உங்கள் மூலம் பிறருக்குள்ளும் கர்த்தர் செய்வாராக ஹலே லூயா முதலாவதாக வாழ்த்துதலினால் வந்த வல்லமை இயேசுவின் பிறப்பு ஒரு வாழ்த்து செய்தியாக உலகத்திற்கு கொடுக்கப்படுகிறது நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு வாழ்த்து செய்தி எல்லாரும் சொல்லுங்கள் அது ஒரு வாழ்த்து அது ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் அதான் அதைத்தான் நம்ம கிரீட்டிங்ஸ் நம்ம சொல்கிறோம் க்ரீட் பண்ணுறது அல்லது விஷ் பண்ணுறதுன்னு நம்ம சொல்கிறோம் நல்லா கவனிங்க மனுஷர் வேற எப்பவும் வேற எந்த விதத்திலும் வாழ்த்தும் போது வராத ஒரு வல்லமை கர்த்தரை முன்னிட்டு வாழ்த்தும் போது நமக்குள் வருகிறது ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் இயேசுவின் பிறப்பு நமக்கு என்ன சொல்லுதுன்னா அவருடைய நாமத்தை முன்னிட்டு நாம் ஒருத்தரை வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துதல் அவர்களுக்கு உள்ளதாய் மாறுகிறது அப்படின்னு சொல்லுங்க பழைய ஏற்பாட்டில் தேவன் தனது ஜனத்தை அல்லது தனது சபையை ஆசீர்வதிக்கும் போது அவருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கும்படி ஆசாரியர்களாகிய ஊழியக்காரர்களை தெரிந்து கொண்டார் கவனிங்க ஊழியக்காரங்க ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு அதிகாரம் பெற்றவர்கள் சொல்லுங்கள் ஊழியர்கள் ஜனங்களை ஆசீர்வதிக்க அதிகாரம் பெற்றவர்கள் அதாவது முந்தைய நாட்களில் பழைய வேதாகம காலங்களில் சபைக்கு ஜனங்கள் வந்து ஆராதிச்சுட்டு போகும்போது கண்டிப்பாக எதை எதிர்பார்ப்பாங்கன்னா ஊழியக்காரனாகிய ஆசாரியர்கள் அவர்களை ஆசீர்வதிப்பதை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள் இன்றைக்கும் கூட திருச்சபையின் ஆராதனை முடிந்து கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் கூறித்தான் பாஸ்டர் என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் எல்லா சபைகள்லையுமே ஆமாம் அதுக்கு மெயின்லைன் சர்ச்சஸ் பெந்தேகோஸ்தே சபைகள் அப்படியெல்லாம் இல்லை எல்லா சபைகளிலுமே தேவனுடைய ஊழியர்கள் ஜனங்களுக்கு இறுதியாக என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்த்து சொல்லித்தான் அனுப்பி வைக்கிறார்கள் எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகிறது வாழ்த்து சொல்லித்தான் நாங்கள் அனுப்புகிறோம் இல்லையா கத்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோனிய ஐக்கிய சிநேக சமாதானம் இதெல்லாம் என்றைக்கு உங்களோடு இருப்பதாக சபை எப்போவெல்லாம் முடிந்து சபையின் ஆராதனை எப்போவெல்லாம் முடிந்து ஜனங்கள் அனுப்பப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் ஆசாரியர்களாகிய தேவனுடைய ஊழியர்கள் சபையை இப்படி சொல்லி வாழ்த்தி தான் என்ன செய்கிறாங்கன்னா அனுப்பி வைக்கிறார்கள் ஏன் அப்படின்னா அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு ஏன் அப்படின்னு கேட்கிற அந்த கேள்விக்கு ஆழமான வேத விஷயங்கள் உண்டு அதை நாம் இப்பொழுது முதலாவது பார்வையில் அதை தியானித்து அதற்கு பிறகு வருகிற பகுதிகளை நாம் பார்த்து கடந்து போகலாம் என்னோடு சேர்ந்து வேத புஸ்தகத்தை வைத்திருக்கிறவர்கள் லூகாசு விசேஷம் லூகாசு விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஒன்றாம் வசனத்தை வாசியுங்கள் ஆ நாற்பது படிச்சுட்டு படிங்க நாற்பது படிச்சுட்டு படிங்க சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள் எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள் அதுக்கப்புறம் பாடினால் அதெல்லாம் வரும் இப்போ அது வேண்டாம் வாழ்த்ததலினால் வல்லமை உண்டாகிறது கிறிஸ்துவின் பிறப்பிலே வாழ்த்துதலினால் வல்லமை வருகிறது முதல்ல அதை நீங்கள் விளங்கி கொள்ளுங்க வாழ்த்துதலினால் வல்லமை சொல்லுங்க எல்லாரும் இப்போ ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னா தேவனிடத்தில் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் அல்லது உரிமை பெற்றிருக்கிறோம் சொல்லுங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் ஒருத்தரை வாழ்த்துவதற்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஒருவரை வாழ்த்துவதற்கு நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன் அல்ல லூயா எத்தனை பேர் நம்புறீங்க இது அவருடைய நாமத்தினால் நமக்கு என்ன செய்யுதுன்னா வருகிறது ஏசி இப்படி சொன்னார் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்னார் நல்லா கவனிங்க என் நாமத்தினால நீங்கள் கேட்கிறது உங்களுக்கு கொடுக்கப்படும்னார் அந்த நாமத்தினுடைய மகிமை என்னன்னா நாம் அந்த நாமத்தை முன்னிட்டு சொல்லுகிறது நடக்கும் ஒராமேன்னு சொல்லுங்க அவருடைய நாமத்தினால் நான் சொல்லுவது அவருடைய நாமத்தினால் அல்லது நான் கேட்பது சொல்லிடுங்க ஏன் நடக்கும்னு சொல்கிறதுக்கு நடக்காதுங்கிற மாதிரி பேசிட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்களே சொல்லுங்கள் நான் அவருடைய நாமத்தை முன்னிட்டு சொல்லும்போது ஆ அது நடக்கும் சொல்லுங்க அது நடக்கும் இப்போ நம்ம நாமத்தை அதாவது நல்லா கவனிங்க புதிய ஏற்பாட்டினுடைய இந்த காலங்கள் அதாவது இந்த லூக்கா சுவிசேஷம் அத்தையும் மார்க்கு யோவானுடைய ஆரம்பம் இயேசுவினுடைய பிறப்பின் நாள் வரைக்கும் எந்த காலம் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் காலம் இருந்துச்சு அது வரைக்கும் எது இருக்குது இயேசுவின் பிறப்பு வரைக்கும் எது இருக்கிறது இன்னும் அவர் பிறந்து கொஞ்ச காலம் வரைக்கும் எது இருக்குதுன்னா நியாய பிரமாணம் இருக்கிறது நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்கணும் நியாய நியாயப்பிரமாணத்தின் நியாய பிரமாணத்தின் காலத்தில் எந்த ஒரு தேவ மனிதனும் எந்த ஒரு யூதனும் ஒரு எபிராய மனிதனும் ஆண்டவருடைய நாமத்தை அவ்வளவு எளிமையாய் சொல்லக்கூடாத அளவிற்கு பயங்கரம் இருந்துச்சு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும் அவ்வளவு சீக்கிரம் அவங்க தேவன்கிற வார்த்தையை வாயில் சொல்ல மாட்டாங்க அதை எழுத்தின்படி எழுத மாட்டாங்க தேவன் காட் எகோவா அப்படிங்கிற வார்த்தையை அவ்வளவு சீக்கிரத்தில் ஒரு யூத மனிதன் ஒரு எபிரேயன் அவ்வளவு சீக்கிரமாக எளிமையாய் அதை உச்சரிக்கவும் மாட்டான் அதைய சொல்லவும் மாட்டான் நான் அதை எழுதவும் மாட்டான் இன்னொரு விதமாக சொன்னால் அந்த நாமத்தை முன்னிட்டு ஊழியம் செய்கிற ஆசாரியர்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு மிகுந்த ஜாக்கிரதையாய் தங்களை எப்பவுமே வச்சுக்கிட்டு இருப்பாங்க தங்களை எப்பவுமே அதற்கு ஆயத்தமாய் வச்சுக்கிட்டே இருப்பாங்க காரணம் கொஞ்சம் அபாத்திரமாக இருந்தாலும் அந்த நாமத்தினுடைய பயங்கரமானது என்ன செய்யும்னா இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை இல்லை அது அழிவை கொண்டு வந்துவிடும் எத்தனை பேர் எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இயேசுவின் பிறப்பு நம்மளை ரொம்ப தைரியத்தோடு தேவன் அண்டை நெருங்கி சேரும்படி செய்தது அலையலூயா பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுதுங்க அந்த நாமத்தினால கிறிஸ்து இயேசுவின் அந்த நாமத்தினால நம்ம இப்போ என்ன செய்கிறோம்னா தைரியத்தோடு பிதாவின் கிருவாசன தண்டையிலே நாம் சேருகிறோம் என்பதாக எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது எழுதப்பட்டதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் எனக்கு அன்பானவர்களை கவனியுங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினால் நாம் வாழ்த்துகிற ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துவதினால் வல்லமை உண்டாகிற ஆசீர்வாதத்தை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்னா பெற்றிருக்கிறோம் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ வேதாகம காலத்தின் ஜபங்களை நீங்க பழைய ஏற்பாட்டு ஜபங்கள் புதிய ஏற்பாட்டு ஜபங்கள்னு சொல்லி பிரிச்சுட்டு நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாட்டு ஜபங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் முடிகிறதை நீங்கள் பார்க்க முடியாது பழைய ஏற்பாட்டின் ஜபங்கள் கர்த்தருடைய நாமத்தில் முடிகிறதை நீங்கள் என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது உதாரணமாக ஒரு ஜபம் உதாரணமாக நீங்கள் வேதத்தில் ஒரு ஜபத்தை நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்கிறேன் யாபேஸ் ஜெபித்த ஜெபம் அப்படியே பைபிளில் ஆவியான எழுதி வச்சிருக்கிறார் அந்த மனுஷன் எப்படி ஜபத்தை ஆரம்பித்து முடித்தான் அப்படின்னு நீங்கள் வேதத்தை திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா பைபிள் என்ன சொல்லுதுன்னா தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீமை நல்லா கேட்டுங்க உங்களுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விளக்கி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் அப்படி தான் போட்டிருக்குது நான் சொல்கிறது எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இது ஒரு உதாரணம் இது ஒரு உதாரணம் சங்கீதத்தில் தாவீது செய்த சங்கீதங்கள் தாவீது பாடின சங்கீதங்கள் நிறைய சங்கீதங்கள் ஜெப சங்கீதங்கள் நிறைய சங்கீதம் என்ன ஆமாம் உங்களுக்கு தெரியும் ஜெப சங்கீதங்கள் இருக்கிறது துதி சங்கீதங்கள் இருக்கிறது சாட்சியை விளக்குகிற சங்கீதங்கள் இருக்கிறது ஆமாம் கட்டளையாக கொடுக்கப்படுகிற சங்கீதங்கள் இருக்கிறது இப்படி அநேக சங்கீதங்களாக அது பிரிக்கப்பட்டு நம்ம பார்க்குறோம் அதில் தாவீதுடைய அநேக சங்கீதங்கள் ஜபங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நீங்கள் தாவீது ஜெபமாய் சங்கீதத்தை பாடின காலத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கத்துடைய நாமத்தில் முடித்ததாக நீங்கள் எங்கேயுமே என்ன செஞ்சிருக்க முடியாது பார்த்துருக்க முடியாது ஹலே லூயா என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரின்னு ஆரம்பிச்சிருவார் அப்படி ஆரம்பித்து கத்தருடைய நாமத்தினால அப்படின்னு சொல்லி அவர் முடிக்க மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அந்த நாமத்தை அல்லது அப்படி அந்த தேவனை நெருங்குகிற அல்லது அதை பற்றி கொள்ளுகிற அல்லது அப்படி ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுகிற ஒரு நிலைமை மனிதனுக்கு அந்த காலங்களில் இல்லாமல் இருந்தது அந்த உறவை ஏற்படுத்தி கொடுக்கவே இயேசு மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தார் அல்ல லோயா அப்போ சிலர் நாலு பனிரெண்டு அதை இப்படி சொல்லுது ஆமாம் வானத்தின் கீழே வானத்தின் கீழே பூமியில் இருக்கிற மனுஷர் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ரட்சிப்பை பெறுவதற்கு மீட்பை பெறுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை நீங்க சீசர்களோடு ஏசி இருந்த நாட்களில் அநேக விதத்திலே அநேக கோணங்களிலே தன்னையும் தமது நாமத்தையும் அவர்களுக்கு பல விதங்களில் விளக்கி காண்பித்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்றபோது முதல் முறையா அதை அப்படியே அபியாசப்படுத்துகிற பேதருடைய தைரியத்தை நம்ம அப்போ சிலர் மூன்றில் வாசிக்கிறோம் அந்த மூன்றில் நீங்கள் வாசிக்கும் போது பேதருவின் இடத்துல யோவான் இடத்துல பிச்சை கேட்கும்படி அலங்கார வாசலில் சப்பானியாக இருந்தவன் எதிர்பார்த்த போது பேதரு யோவான் அவனை பார்த்து ஒரு காரியம் சொன்னார்கள் எங்களிடத்தில் உனக்கு கொடுப்பதற்கு பொன்னோ வெள்ளியோ இல்லை எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம் என்று சொல்லி கத்தராகி இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தை சொல்லி இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து கால் ஊன்றி சொல்லுங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு பிறவி சப்பானி குதித்து எழுந்து நின்று நடந்தான் நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு ஆலயத்திற்குள்ளே அவர்களோடு போனான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என் அன்பு தேவனுடைய ஜனங்களே உங்களுக்கு ஒரு காரியம் விளங்க வேண்டும் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வேண்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினாலே அவருடைய நாமத்தை நான் திறவுகோலாக பயன்படுத்துகிற திறவுகோலாக பிறருக்கு வாழ்த்து சொல்ல திறவுகோலாக பிறர் மேல் ஆசீர்வாதத்தை கூறுகிற அந்த அதிகாரம் எனக்கு உண்டாச்சுன்னு சொல்லுங்க பார்க்கல எல்லாரும் விசுவாசிக்கிறவர்கள் சொல்லுங்க விசுவாசு வெட்கப்படுவானாக நம்மளை அதைரியப்படுத்திட்டு இருந்தது யாரு பிசாஸ் அதற்கு காரணமாக இருந்தது என்ன பாவம் இப்போ அவைகளை நீக்கத்தான் அதாவது மத்தை ஒன்று இருபத்தி ஒன்று சொல்லுது ஏன் அவருக்கு இயேசுன்னு பேரிடணும் இயேசு என்று பெயரிடுவாயாக ஏன் அப்படின்னு கேட்டால் அதற்கு விளக்கம் பாருங்களேன் இவர் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்கள் என்ன செய்கிறார்னா சுத்திகரிக்கிறார் அவர்களை ரட்சிக்கிறார் அவர்களை மீட்கிறார் அவர்களை விடுவிக்கிறார் என்பதுதான் அதற்கு அர்த்தம் என்பதாக சொல்லப்பட்டுச்சு உங்களுக்கு ஒன்று புரியணும் அங்கே இயேசு என்கிற நாமத்தினால எது நமக்கு சாபமாக இருந்துச்சோ எது நமக்கு பிரச்சனையாக இருந்துச்சோ அந்த பாவத்தை தொலைப்பதற்கு தான் அவர் என்பதை சொல்லுகிறது பாவம் நம்மளை விட்டு நீங்கும் போது நமக்கு தைரியம் உண்டாகிறது அலையலூயா உங்களுக்கு இன்னொரு விதமாக சொல்கிறேன் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்தில் தினமும் பகலிலே குளிர்ச்சியான நேரத்திலே தேவனோடு ஆதாம் நடந்து கொண்டிருந்தான் அமே அப்படித்தானே பைபிளில் போட்டிருக்கு பகலிலே எந்த மாதிரி நேரத்தில் அது ஒரு ப்ரீசிங் டைம் ஹலே லூயா உங்களுக்கு நான் விளங்குறதுக்காக அப்படி சொல்லட்டும் பிரைஸ் தலாட் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அது ஏதோ ஒரு சீசன் நினச்சிக்காதீங்க தேவன் உலாக உலாவுகிற நேரம் எல்லாம் தேவன் நமக்குள் இடைபடுகிற நேரம் எல்லாம் நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் அது குளிர்ச்சியான நேரம் சொல்லுங்கள் பார்க்கலாம் சூடு இருக்கும் ஆனால் குளிர்ச்சியாக இருக்கும் எத்தனை பேத்துக்கு புரிகிறது வல்லமை வேற மாதிரி இருக்கும் ஆனா தேவன் நமக்குள் உலாவுகிற அந்த நேரம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்பமா இருக்கும் அப்போ தினமும் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு அந்த பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே உலாவி அவரோடு பேசி அவரோடு உறவாடி கொண்டிருந்த அந்த நாட்கள் எப்ப முடிவுக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா இவர்கள் பாவம் செய்த போது முடிவுக்கு வருகிறது அப்பொழுது அவர்களுக்குள் பயம் வந்தது அந்த பயத்தினாலே அவர்கள் வெளிப்படாதபடி என்ன செஞ்சாங்கன்னா சத்தங்களை ஒழித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஆதாம கூப்பிடுறார் ஆதாமே அப்ப ஆதாம் என்ன சொன்னாரு தேவரீர் உடைய சத்தத்தை கேட்டு நான் என்ன செஞ்சேன்னா பயந்தேன் பயந்ததுனால இப்ப நான் என்ன இருக்கிறேன் செஞ்சிட்ருக்கிறேன் இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் வந்து காரணம் கேட்கும்போது அவன் சொல்றான் நான் நிர்வாணியா இருக்கிறேன் ஆண்டவர் அதை எப்படி உனக்கு தெரியும்னு கேட்கும்போது நீர் எனக்கு தந்த ஸ்திரீ தான் காரணம் அவள் இப்படி பண்ணுனா அதனால் நான் இப்படி ஆனேன் இப்படி ஆயிட்டேன்னு பரிதாபத்தை சொல்கிறார் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேங்கிறது உங்களுக்கு புரியணும் பாவம் தான் அதைரியப்படுத்துச்சு பாவம் தான் மறைந்து கொள்ள வச்சது பாவம் தான் ஒளிந்து வாழும்படி செஞ்சது பாவம் தான் தேவனோடு நெருங்க முடியாதபடி செஞ்சது பாவம் தான் தேவனை நம்மையும் வெவ்வேறாக பிரித்தது ஹலோ லூயா ஆகவேதான் அந்த பாவத்திலிருந்து இந்த ஜனத்தை மீட்டு அந்த ஆதியிலே ஆதாம் இழந்த அந்த உறவை ஏற்படுத்தி தருவதற்காக இயேசு உலகத்தில் வந்தார் இயேசுவி நாமத்தினால ரட்சிப்பை பெற்றிருக்கிற அல்லது இயேசுவி நாமத்தின் மகிமையை பெற்றிருக்கிற நம் அத்தனை பேரும் அவருடைய நம அவருடைய நாமத்தை நல்ல மனதார சொல்லி துதிக்க முடியும் அந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்க முடியும் அந்த நாமத்தை சொல்லி பிறரை நல்லா சொல்லிடுங்க வாழ்த்த முடியும் ஹலெலூயா அதைய ஃபாதர் பெர்க்மான்ஸ் இப்படி பழைய பாட்டு ஒன்றில் பாடினார் ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும் ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேண்டும் இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேண்டும் எந்த உறவு தொடரணும் என்ன எதில் மகிழணும் இப்போ நல்லா கவனிங்க இந்த நாமத்தில் வாழ்த்தலாம் இந்த நாமத்தில் வல்லமை பெறலாம்ங்கிற விஷயத்தை மொத மொத உலகத்துக்கு தெரியப்படுத்தினது யாருன்னா மரியாள் ஒரு அமேன்னு சொல்லுங்களேன் இப்போ நல்லா கவனிங்க மரியால தூதன் வாழ்த்தும் போது அந்த மரியாளுக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ இப்போ தூதனுடைய வாழ்த்துதலை பெற்று மரியால் கடந்து போகும்போது எலிசபெத்தை வாழ்த்துகிற தான் இப்போ நம்ம படித்தோம் அதில் எழுதியிருக்குதுங்க எலிசபெத்தை வாழ்த்தும் போது எலிசபெத்தை வாழ்த்தும் போது அவள் வயிற்றில் இருந்த பிள்ளை என்ன செஞ்சதுன்னா துள்ளிச்சு அவள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டாள் ஒரு ஆமென்னு சொல்லுங்கள் இப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நீங்க இந்த உலகத்தில் இயேசுவை அறிந்திருக்கிறேன் அவரை நான் ஆராதிக்கிறேன் அவரை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் யாராக இருந்தாலும் அவருடைய நாமத்தை முன்னிட்டு நீங்கள் துதிக்கலாம் பாடலாம் ஆடலாம் இங்கிருந்து ஒரு சத்தம் வருது பிறரை வாழ்த்தலாம் ஆசீர்வதிக்கலாம் வியாதிகளை சொஸ்தமாக்கலாம் பிசாசுகளை நீங்க நல்லா கவனிங்க ஏசு அதை இப்படி சொன்னார் விசுவாசிக்கிறவங்க அப்படி செய்யலானார் யார் செய்யலாம் எத்தனை பேத்துக்கு புரிகிறது இப்போ நல்லா கவனிங்க அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த வல்லமை எனக்கு இருக்கு இந்த அதிகாரம் எனக்கு இருக்கு இந்த உரிமை எனக்கு இருக்கு இந்த சுதந்திரம் எனக்கு இருக்குதுங்கிற அந்த சத்தியம் ஏனோ விளங்காமல் போய்விட்டது அதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார் இயேசுவை தனிப்பட்ட பர்சனல் சேவியரா அறிந்திருக்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் அவரை அனுபவித்திருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அந்த நாமத்தை சொல்லி நாம் முந்தி சொன்னது போல செய்வது என்பதற்கு நம்ம அத்தனை பேருக்கும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா அதிகாரம் தந்திருக்கிறார் அலையலூயா அதிகாரத்தை எடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் அல்லது அதிகாரத்தை எடுக்காம இருக்கிறதுல இருக்கிற தன்மை உங்க நம்பிக்கையை பொறுத்து தான் இருக்குதே ஒழிய தேவனுக்கு அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அரசு அதிகாரி அதிகாரத்திற்கு வருகிற ஒரு அரசியல் தலைவர் உங்களுக்கு விளங்குறதுக்காக அப்படி சொல்கிறேன் அதிகாரத்திற்கு வருகிற ஒரு அரசியல் தலைவர் அது முதலமைச்சராக இருக்கட்டும் கவர்னராக இருக்கட்டும் ஒரு ஏதாவது ஒரு அமைச்சராக இருக்கட்டும் அல்லது தேசத்தை ஆளுகிற டாப் மோஸ்ட் லீடராக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கு அவங்க இந்த ஆட்சி பீடத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிற போது நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க அல்லது கேட்டிருப்பீங்க எல்லாரும் முதலாவது ஏதாவது ஒரு திட்டத்திற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா என்ன கொஞ்சம் பேத்துக்கு தான் தெரியுதா ஏங்க அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா நிதானமாக ஒவ்வொன்றுக்கும் போடலாம் தானே அது ஏன் ஒரு குறிப்பிட்ட ஒன்றுக்கோ ரெண்டுக்கோ ஒரு ரெண்டு மூணு சில விஷயங்களுக்கோ அந்த அவ பொறுப்பேற்ற அந்த அன்னைக்கு அந்த டேபிள் உட்கார்ந்து பேனாவை திறந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய விசேஷமாக வேடிக்கையாக காமிச்சிட்டு இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக ஆமாம் ஒரு பொறுப்பேற்றுக்கொண்ட ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி கூட அப்படி செய்தது நீங்கள் பார்க்குறீங்க தானே அவருக்கு பேனா ஒருத்தர் கொடுத்து சைன் பண்ண வச்சு பேனா வாங்கிக்கிறார் ஹலோ லூயா இது எதை காட்டுகிறது அதிகாரத்தை காட்டுதுன்னு சொல்றீங்களா அல்லது அதிகாரத்தை அமுல்படுத்துறதை காட்டுதுன்னு சொல்றீங்களா எங்க இவரை தேர்ந்தெடுத்தாச்சு இவர் கையெழுத்து போடுறத ஏன் விசேஷப்படுத்தி காட்டுறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் இவர் முதல்வராய் பொறுப்பேற்ற ஸ்டாலின் உங்களுக்கு தெரிஞ்சபடி இந்த கடந்த ரெண்டு வருஷங்களுக்கு முன்னதாக அவர் பொறுப்பேற்ற நாளிலே முதல் கையெழுத்தா என்ன பண்ணுறாருன்னா எதுக்கு போட்டார் ஞாபகம் இருக்கா யாருக்கு அதுக்கு நன்றி கேட்டு இப்படிலாம் உட்காந்துருக்கக்கூடாது எதுக்கு போட்டார் ஹலோ லூயா நல்லா கவனிங்க அதிகாரம் அவருக்கு வந்துருச்சு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அந்த ஆட்சி பீடத்துக்கு வருகிறவர் நல்லா நீங்கள் கவனிங்க அப்போ இவர் ஆட்சி பீடத்துக்கு வந்து உட்கார்ந்த உடனே ஏதாவது ஒரு விசேஷமான நலத்திட்டத்தை சொல்லி ஏதாவது ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சொல்லி அதையே என்னுடைய ஆட்சியில் நான் பொறுப்பேற்ற இந்த நாளில் அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னு அதிகாரம் வழங்குகிறேன் அப்படின்னு அவர் என்ன செய்கிறாரு இப்போ உங்களுக்கு எனக்கு அவரை விட்டுருங்க இவர் இதெல்லாம் அஞ்சு வருஷம் தான் செல்லும் இடையிலேயே கலந்துட்டு போனாலும் நான் இப்படி சொல்கிறதுனால யாராவது இங்கே டிஎம்கே ஏடிஎம்கே அந்த மாதிரி எந்த கேவாக இருந்தாலும் சரி என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த டெம்பரவரி அதிகாரத்தை பெறவனுக்கு இத்தனை தோரணை இத்தனை மகிமையும் உண்டாகும்னா ஹலோ ஹலோ நல்லா சொல்லுங்க இல்லை இன்னும் நான் எதிர்பார்த்தது வரலையே ஆ இன்னும் சூப்பராக சொல்லுங்கள் ஏங்க ஒரு அஞ்சு வருஷம் எப்போ ஆட்சி கவிழும்னே தெரியாது அப்படி பொறுப்பேற்றவரே இவ்வளவு பந்தாவா இவ்வளவு தைரியமா இவ்வளவு தோரணையா சைன் பண்ணுவார்னா சொல்லுங்க இப்போ சொல்லுங்க நல்லா நல்லா சொல்லுங்க இன்னும் எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கிறேன் சொன்னா தான் உங்களை பிடிச்சிட்டு இருக்கிற பிசாசு ஓடும் சொல்லுங்க சொன்னா தான் உங்களை ஒரு மாதிரி டிப்ரெஷன் பண்ற ஆவி உங்களை வந்து ஒரு மாதிரி தளர பண்ணுகிற சோர்ந்து போக பண்ணுகிற அதைரியப்படுத்துகிற அந்தகார வல்லமையெல்லாம் என்ன செய்யணும்னா செயலற்று போகும் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் பரமனண்டா சொல்லுங்க பரமனண்டா அழியாத ராட்சியத்தினால அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் எந்த காலத்துக்கும் செல்லும் சொல்லுங்க பார்க்கல எந்த காலத்துக்கும் செல்லும் தாவீது ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு ராக்காலத்தில் அவருடைய ஆலயத்தில் நிற்கிற ஊழியக்காரருங்கிறார் எப்போ இப்போ நான் உங்களுக்கு அதிலிருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தேவனுடைய பிள்ளைக்கு எந்த காலமும் தடையாய் வர ஓங்கி சொல்லியிருங்க பார்க்கலாம் கூடாதா முடியாதா என்னை எந்த காலமும் தடை செய்ய முடியாது சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ மத்திய அரசு வந்து என்னென்னமோ பிளான் பண்ணி ப்ராஜெக்ட் எல்லாம் போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நாங்கள் அமுலுக்கு கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறாங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க யாரோ என்னவோ வேணாலும் கூவிக்கிட்டுங்க கர்த்தர் இந்த உலகத்தில் தம்முடைய ஜனத்தை வைக்க அனுமதித்திருக்கிற காலம் வரைக்கும் பரலோகம் அவனுக்கு வேண்டிய அதிகாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் ஹலோ லூயா நீங்கள் சொல்லுங்கள் அவனுடைய நாமத்தை சொல்ல அதிகாரம் பெற்றவன் சொல்லுங்கள் அவருடைய நாமத்தினாலே வாழ்த்த அதிகாரம் பெற்றவன் அவருடைய நாமத்தை பாட துதிக்க அதிகாரம் பெற்றவன் அவருடைய நாமத்தினாலே கேட்க அதிகாரம் பெற்றவன் அவருடைய நாமத்தை சொல்லி பிறரை ஆசீர்வதிக்க நான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறது விளங்கணும் அப்போ சிலர் எங்கேயெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் ஆண்டுடைய நாமத்தை சொல்லி அற்புதம் செஞ்சதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அதிகாரத்தை தருகிற வல்லமை அந்த அதிகாரத்தை உண்டு பண்ணுகிற அந்த தோரணை அந்த அதிகாரத்திற்கு சொந்தமாக்குகிற அந்த உரிமை இயேசு என்று சொல்லும் போதே நமக்குள் வருகிறது அலையிலூயா நீங்கள் மத கிறிஸ்தவனாய் வாழ்வதை தேவன் விரும்பலை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க ஒரு ரிலீஜியன் கிறிஸ்டியனாக நீங்கள் இருக்கிறது தேவனுடைய நோக்கம் அல்ல நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியனா அதாவது செயல்படுகிற ஆக்டிங் கிறிஸ்டியனாக நீங்கள் இருக்கிறது தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம் நான் செயல்படும் கிறிஸ்தவன் சொல்லுங்க நான் வாழும் கிறிஸ்தவன் நான் உரிமை பெற்ற கிறிஸ்தவன் நான் அதை அப்படியே உலகத்திலே அபியாசப்படுத்துகிற கிறிஸ்தவனாய் இருப்பதைத்தான் கத்தர் விரும்புகிறார் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் எந்த ஒரு வகையிலையும் நான் அசைக்கப்படாமல் ஆலயத்துக்கு வந்து போகிறத ஆராதிக்கிறத ஜெபிக்கிறத எல்லாரினோடு சேர்ந்து ஓங்கி சொல்லிருங்க தேவன் விரும்பவில்லை அசையா கிறிஸ்தவன் சொல்லுங்க அலலூயா பழைய பக்தன் ஒருத்தன் பாடுறானுங்க ஆண்டோடைய நாமத்தை சொன்னாவே என்ன என்னவா சொன்னாவே சொன்னாவே ஆமாம் ஆண்டோடைய நாமத்தை சொல்லும் போதே ஒரு பலன் அந்த நாமத்தை தியானிக்கும் போது ஒரு பலன் அந்த நாமத்தை அறியும் போது அந்த நாமத்தை நீங்கள் இந்த உலகத்தில் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்களோ அங்கே எல்லாம் அந்த அட்மாஸ்பியரை நான் டோட்டலாக என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள் சேஞ்ச் ஆகிறது நான் ஆண்டவர் நாமத்தை எங்கே கூறுகிறேனோ சொல்லுங்க ஆண்டவர் நாமத்தை நான் எங்கே சொல்லுகிறேனோ அங்கே எல்லா சூழ்நிலையும் மாறுகிறது ஆமாம் பிறவி சப்பானியுடைய கால்கள் பைபிளில் அது ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு நீங்கள் அப்போ சிலர் மூன்றை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வாசித்து பாருங்கள் ஆண்டவராக இயேசுவி நாமத்தை சொல்லி அவனுக்கு அவனுக்கு கட்டளை கொடுக்கும்போது பைபிள் எழுதியிருக்குதுங்க அவன் கால்களும் அவன் கரடுகளும் பலன் கொண்டது ஹலலூயா அதாவது வராது விளங்காது செயல்படாது முடங்கி இருக்கிறது ஊனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி எதெல்லாம் எதெல்லாம் முடிஞ்சிருச்சு இது வேஸ்ட்டுன்னு சொல்லப்பட்டுச்சோ அது எல்லாத்துக்குள்ளும் ஜீவன் வந்தது அது எல்லாத்திற்குள்ளும் வல்லமை வந்தது அது எல்லாத்திற்குள்ளும் செயல்பாடுகள் உருவானது பிரைஸ் ஏறக்குறைய நாற்பது வயது உள்ள அந்த மனிதன் பிறந்த நாளிலிருந்து ஒரு நாள் கூட நிற்காத மனிதன் நடக்காத மனிதன் ஓடாத மனிதன் குதிக்காத மனிதன் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாமத்தினாலே எழுந்தான் நின்றான் குதித்தான் துதித்தான் ஆலயத்திற்குள்ளே நுழைந்து தேவனை மகிமைப்படுத்தினான் ஹலலூயா என் அன்பு தேவனுடைய ஜனமே இயேசு என்னும் நாமத்தினாலே இயேசு என்னும் நாமத்தினாலே எலிசபெத்தை வாழ்த்துகிற அந்த மரியாளுடைய வாழ்த்திலிருந்து கத்தர் சொல்லுகிறார் நீ ஒருத்தருக்கு என் நாமத்தை சொல்லி வாழ்த்தும் போது என் நாமத்தை சொல்லி நீ ஜெபிக்கும் போது என் நாமத்தினால் ஒருத்தருக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த வல்லமை அவர்களுக்குள் வரும் என்று கத்தர் சொல்ல சொல்லுகிறார் ஹலலூயா அவருடைய நாமத்தை அறிந்த ஜனமாகிய நீங்களும் நானும் சும்மா இருக்கக்கூடாது எங்கையெல்லாம் இருளின் அதிகாரங்களை கேட்கிறீங்களோ எங்கையெல்லாம் இருள் ஆளுகை செய்கிறத பார்க்கிறீங்களோ எங்கையெல்லாம் ஜனங்கள் சாபத்திற்குள் கிடக்கிறதை பார்க்கிறீங்களோ எங்கையெல்லாம் சூழ்நிலைகள் எதிர்மறையாக இருக்கிறத பார்க்கிறீங்களோ அங்கெல்லாம் நாம் செய்ய வேண்டியது அவருடைய நாமத்தை சொல்லி அதை பிரேக் பண்ணணும் அலை லூயா எல்லாரும் சொல்லுங்கள் அவருடைய நாமத்தை நான் சொல்லி ஆ ஏசு பிறந்தாருன்னு பாடிட்டு போகிறதுக்கு உங்களை கத்தர் தெரிஞ்சுக்கல இயேசுவின் நாமத்தை சொல்ல தெரிந்து கொண்டார் இயேசுவின் நாமத்திற்கு சொந்தமாக தெரிந்து கொண்டார் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் செயல்பட தேவன் தெரிந்து கொண்டார் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிறரை குணமாக்கும்படி தெரிந்து கொண்டார் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் அநேகரை விடுதலையாக்கும்படி தேவன் என்ன செஞ்சார்னா தெரிந்து கொண்டார் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம்